வணக்கம் குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி நேற்றைய தாலாட்டு மூட நான் இன்றைக்கும் கண்டினியூ பண்ணுறேன் இன்றைக்கும் இது ஒரு வகையான தாலாட்டு தான் ஆனால் தலைவன் தலைவிக்கு பாடுற தாலாட்டு ஒரு டிப்ரெஸ்ட் மைண்ட் அந்த மனைவி வந்து ரொம்ப நல்லவ தான் ரொம்ப ரொம்ப அக்கறையானவ காதலானவ ஆனால் அவளுடைய டிப்ரெஸ்ட் மைண்ட் இருக்கே அந்த கன்ஃபியூஷன் அந்த கன்ஃபியூஷனை செட்டில் பண்ணணும் இந்த கணவன் அந்த கன்ஃபியூஷனை செட்டில் பண்ணுற கணவனுக்கு ஆக்சுவலாக அந்த டிப்ரெஷன் ஏன்னெல்லாம் தெரியாது யார் மனசுக்குள்ளேயும் பூந்து பார்க்க முடியாது இல்லையா அதனால் அவருடைய வரிகள்லையும் அவருடைய மெலடியிலையும் பொதுவான ஒரு ஆறுதல் இருக்கும் பொதுவாக ஒரு ஆறுதல் அம்மா ஒன்றும் இல்லைடா கண்ணா நம்ம சாந்தமாக நீ நல்லா தூங்கும் ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் உனக்கு இதெல்லாம் நமக்கு சரியாக போயிடும் அப்படிங்கிற ஆறுதல் இருக்கே அந்த ஆறுதல் அந்த குரலில் ஒலிக்கணும் அதே சமயம் அந்த இன்டர்லூட்ஸ் எல்லாம் அந்த டிப்ரெஷனையும் கன்ஃபியூஷனையும் நமக்கு கன்வே பண்ணணும் இந்த வித்தையை பண்ணது மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இந்த பாடலை பாடியது இந்த ஆறுதலும் இந்த அழகும் நமக்கு கொட்டி கொடுத்த அந்த குரல் திரு எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இந்த ஆறுதலான அழகான வரிகளை எழுதியவர் கவிஞர் வாலி ஐயா அவர்கள் எந்த படம்னே சொல்லாமல் சொல்லிட்டு இருக்கேனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்த அக்னி சாட்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாட்டு கனா காணும் கண்கள் மெல்ல உறங்காதோ பாடல் சொல்ல வாலி ஐயாவுடைய வரிகள் என்னம்மா எழுதியிருப்பார் குமரி உருவம் குழந்தை உள்ளம் ரெண்டும் ஒன்றான மாயம் நீயோ தலைவன் மடியில் மகளின் வடிவில் தூங்கும் சேயோன்னு தலைவன் மடியில் தூங்குற தலைவியை தன்னுடைய மகளாக நினைக்கிற கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறேன் இந்த வார்த்தைகளை கேட்கும்பொழுது எஸ்பிபி சாரோடைய குரலில் தொலிக்கிற இந்த அவர் காதலாக பாடுறது ஒன்றும் அதிசயம் கிடையாது அவர் நிறைய காதல் பாடியிருக்கார் நிறைய தாலாட்டு பாடியிருக்கார் ஆனால் கணவனாகி தாலாட்டு பாடும்பொழுது அந்த கணவனுடைய குரலில் இருக்க வேண்டிய அக்கறையும் ஆறுதலும் எப்படி அவருக்கு யார் சொல்லி கொடுத்து வந்திருக்கும் மெலிசை மன்னர் சொல்லி கொடுத்து தான் ஆனால் வரணும் இல்லையா வந்திருக்கு அதுதான் இந்த பாட்டுடைய ஸ்பெஷாலிட்டி இந்த பாட்டை கேட்கும் பொழுது நம்மளே போய் சிவகுமார் சார் அப்படியே தோளில் சாஞ்சிட்டு நம்மளும் போய் அப்பா எனக்கும் ஒரு ஆறுதல் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கலாம் போல் இருக்கும் அப்படி இருக்கும் இந்த பாட்டும் இந்த காட்சியும் இந்த காட்சியில் அந்த குழப்பத்தை கேபி சார் எப்படி சித்தரிச்சிருப்பார் அந்த பாட்டை கேட்கும்போது அவள் கண்ணில் வந்து ஆஹா எனக்கு ஆறுதல் இருக்குது ஆறுதல் இருக்குது நீ சொல்கிற ஆறுதல் எனக்கு புரியுதுன்னு அப்படியே கண்ணில் தண்ணி வரும் ஆனால் அதையும் மீறி அந்த இன்டர்லூட்ஸில் அவனுடைய குழப்பம் ஒருத்தர் பேய் மாதிரி மனசுக்குள்ளே ஒரு பேய் பூந்து ஆட்டுதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பேய் பூந்து ஆட்டுற காட்சியை கேபி சார் நம்ம கண்ணில் காட்டியிருப்பார் ஒரு காவியமான இந்த படத்தில் வாலி ஐயா வந்து ஒரு உலா வந்திருப்பார் ஏன்னா அவருடைய புதுக்கவிதை தொகுப்பு ஒன்று உண்டு பொய்க்கால் குதிரைகள்னுட்டு வானதி பதிப்பகத்தில் வெளிவந்த புதுக்கவிதை தொகுப்பு அந்த பதிப்பகத்தில் அந்த புத்தகத்தில் இருந்த புதுக்கவிதைகள் தான் இந்த படம் முழுக்க சரிதா அம்மா வந்து அப்பப்போ சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க எனக்கு என்னுடைய முதல் காதல் பாரதி அப்படின்னு இந்த படத்தில் சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த பாட்டில் கூட அந்த ஒரு சின்ன புதுக்கவிதை வரும் நான் உன் நிழலை நேசிக்கிறேன் அப்படிங்கிற அந்த புதுக்கவிதை ஒன்று வரும் அதுவும் இன்றைக்கி நாங்கள் ஆட் பண்ணி தான் இந்த பாட்டை ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி இந்த பாட்டை பாட போகிறது ஸ்ரவன் ஏற்கனவே உதயகீதம் பாடுவேன் பாடினப்பவே நான் அப்போவே நினச்சிக்கிட்டேன் என்றைக்காவது இந்த பாட்டு போடும்போது ஸ்ரவன் தான் இந்த பாட்டு பாடணுன்னுட்டு ஸோ ஸ்ரவன் இன்றைக்கி இந்த பாட்டை பாடியிருக்காரு பட் எனக்கு இது இந்த எனக்கு இது எக்ஸ்ட்ரா சந்தோஷம் என்ன தெரியுமா சத்யா சிதம்பரம் சத்யா ஒரு லீடிங் மியூசிக் டைரக்டர் இன்றைக்கி ஒத்த செருப்புக்கெல்லாம் இசையமைப்பாளர் அவர் தான் சத்யா வந்து நானும் சத்யாவும் சப்தசுரங்கள் காலத்துலேருந்து ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் தமிழ்நாட்டில் எல்லா ரியாலிட்டி ஷோஸுக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டு வாசித்தது நான் சத்யா வாசிப்பார் நான் இயக்கியிருக்கேன் அந்த மாதிரி தான் இங்கே நடந்திருக்கு சத்யா கிட்டே இன்றைக்கி நான் இந்த பாட்டை கொடுத்து வாசிக்க சொன்னேன் ஏன்னா எனக்கு சத்யா ஒரு தடவை இந்த வாசிச்சிருக்காரு ஷோவில் சத்யா எப்படி திரும்ப அந்த பாட்டை வாசிச்சிருக்காரு அவரோட மெல்லிசை மன்னர் மேலே இருக்கிற காதல் அதில் தெரியுது அந்த ஒரிஜினல்ஸில் எல்லாம் தெரியுது அதையும் தாண்டி அவருடைய க்ரியேட்டிவிட்டி நொடியில் நாள்தோறும் நிறம் மாறும் தேவிங்கிறது அந்த நிறம் மாறும் தேவிங்கிற அந்த இடத்துல ஒரு சேஞ்ச் வருது அந்த சேஞ்ச் அவர் பியானோஸில் இன்டர்பிரேட் பண்ணியிருக்காரு ஐயோ அது வேறு மாதிரி இருக்குது அந்த பாட்டே நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் மிக்ஸ்டு வெர்ஷனை கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு இந்த பாட்டில் தாளம் வந்து வெறும் அந்த இரவு நேரத்து சின்னதாக அந்த டுக்கி மட்டும்தான் அந்த டுக்கியை வழக்கம் போல் நமக்கு வெங்கட் வாசிச்சிருக்காரு கேட்கலாம் மயங்கலாம் உறங்கலாம் பிறந்த நிலத்தின் மண்ணை கூட என் நெற்றியில் நீரு போல் திருநீரு போல் இட்டு கிட்டார்ஸ் இருக்கே அந்த கிட்டார்ஸ் வந்து ஃபேட் அவுட் ஆனால் கூட நம்ம காதை விட்டு ஃபேட் அவுட் ஆகாது அந்த மாதிரி ஒரு கிட்டார்ஸ் அந்த புதுக்கவிதை போர்ஷனை வந்து நான் தான் பேசினேன் ஆர் பாடினேன் அவ்வளோ யூ கேன் கால் இட் ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் நான் உன் நிஜத்தை நேசிக்கிறேன் உன் நிழலையோ பூஜிக்கிறேன் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை கூட என் நெற்றியில் நீர் போல் திருநீர் போல் இட்டுக்கொள்கிறேன்னு சரிதாம்மா அவங்க ஓன் வாய்ஸில் பாடினது அதனால் நானும் அதையே என் வாய்ஸில் பாடி ரெக்கார்ட் பண்ணேன் I hope you all like it நாளைக்கு ஒரு பியானோ பேஸ் சாங் பார்க்க போகிறோம் பியானோ யார் வாசிக்க போகிறா நடிகர் திலகம் அதனால் என்ன பாட்டுன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ நாளைக்கு பார்க்கலாம் கியூஎஃப்ஆரில் இது வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணாத ஒரு புது ஃபீமேல் வாய்ஸ் நாளைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் நாளைக்கு பார்க்கலாம் வணக்கம்